வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நாட்களில் தேசம் முழுவதுமாக உலகம் முழுவதுமாக அது பாதித்து கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறதான் இந்த காலகட்டங்கள் இத்தாலியில் அதிபர் அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய கைகளை நாங்கள் விரிக்கிறோம் இதற்கு பின்பாக எங்களுக்கு என்ன செய்வது என்பது தெரியாது எங்களுடைய கண்கள் எல்லாம் வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது எங்களுடைய ஒத்தாசையோ இந்த பரலோக தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய இந்த தருணம் நம்முடைய தேசமும் முடிந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேற்பட்டவர் நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த நிலைமைகளிலும் நாம் எப்படிப்பட்ட பாதைக்குள்ளாக கடந்து போனாலும் நம்மை கூடியதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எங்களோடு கூட சேர்ந்த இந்த நேரத்தில் கத்தருடைய நாமத்தை பாடி அப்படியே உயர்த்தும் நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் chẳng trôi அதை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்து நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்றும் சொல்லப்படுவோம் Thank you, Jesus. දේවනාම මහිමි